hello friends welcome to my channel இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த மாரி நம்ம எப்படி ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான இருக்கும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் அப்லோடு வீடியோன்னு இருக்கும் அப்லோடு வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ இருக்கும் அதுக்கு கீழே உங்களுக்கு லைவ் லைவ் இருக்கும் கோல் லைவ் இருக்கும் அதில் ரெண்டாவது ஆப்ஷன் ஷார்ட் வீடியோ இருக்கும் ஷார்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இதுமாரி தான் வரும் கேமரா ஆன் ஆகும் சரிங்களா கேமரா ஆன் ஆன பிறகு உங்களுக்கு கேலரியில் எதனா வீடியோ வந்துச்சுன்னா அதில் இதில் போய் பார்த்துக்கோங்க இப்போ நான் சும்மா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நம்ம சாமி கண்டென்ட் பாட்டு போடுவோம் சாமி பாட்டில் இருக்க பக்கத்தில் வச்சுக்கணும் கரெக்டான இது இருக்குது கரெக்டான செகண்ட்ஸில் இருக்குது அதில் வந்து நெஸ்ட்டு பற்றி வரும் நெஸ்ட்டு பற்றி வந்து ரிலேட்டாக நெக்ஸ்ட் பற்றி வந்து என்ன அப்படி வரும்னு கேட்டிங்கன்னா டைட்டில் வரும் டைட்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சாமி கண்டென்ட்டு கரெக்டாக டைட்டில் செட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அந்த டைட்டிலை கரெக்டாக கொடுத்துப்போம் டைட்டிலை கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா டைட்டில் தான் முக்கியம் டைட்டில் ஒருத்தவராகி தான் உங்களுக்கு அந்த டைட்டில் வந்து வரணும்னு சொல்லலாம் சரிங்களா டைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துரு அங்கே அப்லோட் இருக்கும் அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அப்லோட் ஆகிடும் அவ்வளோதான் சரிங்களா இன் தமிழ்னு கொடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம தமிழ் வீடியோஸ் தான் போகிறோம் அம்மா ஹிந்தி வீடியோஸ் என்னெல்லாம் போடக்கூடாது Amman song song in Tamil video இது பப்ளிக்கில் தான் இருக்கணும் அப்லோடு கொடுத்துடலாம் அப்லோடு நான் வெளியே வந்துடும் மேலே ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோடு தெரியும் சீக்கிரமாகிடும் ஏன்னா ஷார்ட் வீடியோ தானே சீக்கிரமாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்போ நாங்கள் பேர் கரெக்டாக நம்ம இது பண்ணியிருக்கோமான்ட்டு போய் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது ஈஸி தான் சரிங்களா இந்தமாரி நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ அப்லோட் ஆகி சேனல் போய் பார்த்துடலாம் நம்ம எந்த சேனல் அப்லோட் பண்ணுமோ அந்த சேனல் போய் பார்த்துக்கோங்க எந்த சேனல் அப்போ தான் வரும் சின்ன சேனல் தான் நான் அப்லோட் பண்ணேன் நம்மளுக்கு இங்கே வரல ஏன் வரல ப்ரோ கேட்டிங்கன்னா நம்ம ஷார்ட் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணோம் நம்ம எப்படி நார்மல் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணோம் அதே நம்ம சேனல் உள்ள வீடியோ வீடியோஸில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் இதில் பார்த்தா கூட வராது சரிங்களா இப்போ போய் போயிருக்கேன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் பாருங்கள் ஆல் டான்ஸ் வீடியோ நிறைய பேர் அப்லோட் பண்ணுறாங்க நீங்களும் வந்து மாரி ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சேனலை பார்த்துடலாம் சேனல் நேம் வந்து மன கேமிங் சேனல் அந்த சேனல் நிறைய வீடியோஸ் போடுறாங்க டெய்லி அந்த சேனல் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க சரிங்களா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ